அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேலத்தில் உள்ள சித்தர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையின் சிறப்பை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க இதை பத்தி சிறப்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மலை இது அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு நிறைய சித்தர்கள் வரதா ஒரு ஐதீகம் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க அதுக்குண்டான விஷயம்தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதை விட ஒரு ஹைலைட் என்ன கஞ்சமலையில சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஞ்சீவினி மூலிகை இங்க மலையில நிறைய இடத்துல சஞ்சீவி மூலிகை இருக்கிறதா ஐதீகம் இருக்கு அதுக்குண்டான கதைகளும் இருக்கு அதை பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சஞ்சீவினி மூலிகை இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூலிகையோட அம்சங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதுக்குண்டான அந்த கதைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு கொள்ளையன் வந்து இந்த கஞ்சமலையில மேலே தங்க தஞ்சம் புகுந்தாரு அவங்களுக்கு ஒரு பெண் வந்து சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க அசைவம் சமைச்சு மீன் இதெல்லாம் சமைச்சு மேலே வந்து மலைக்கு மேலே தான் கொள்ளையன் இருக்காரு அவருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த கொண்டு போகும்போது திடீர்னு மழை வந்துடுது அந்த மழை வர டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறைக்கு நடுவுல கீழே ஒதுங்கிருக்காங்க அந்த டைம்ல மழை வந்ததுனால இவங்க அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் வந்து கொள்ளையனுக்கு போய் சாப்பாடு கொண்டு போறாங்க அப்ப கொண்டு போயிட்டு மேல ஓபன் பண்ணி பாக்குறாங்க அங்க மீன் வந்து துள்ளி குதிக்குது அப்ப வந்து இறந்த மீன் எல்லாமே வந்து உயிரோட மீண்டும் அதில் துடிக்கிறத அவங்க பார்க்குறாங்க கொள்ளையனும் அந்த பெண்மணியும் அதுக்கப்புறம் எந்த இடத்துல நீ உட்காந்த அப்படின்னு சொல்லி கொள்ளையன் கேட்குறாரு அவர் வந்து இந்த அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எல்லா புல்வெளியும் எல்லா வேர்களும் வந்து சாய்ந்த மாதிரி இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அந்த சஞ்சீவினி வேர் மட்டும்தான் நேரம் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்புறம் அந்த சஞ்சீவினி வந்து அவங்களோட கால் வந்து அடிபட்டிருக்கு கொள்ளையனோட கால் வந்து அடிபட்டிருக்கு ரெண்டா பிளவுபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு உடனே இந்த வேர் எடுத்து அந்த கால் கிட்ட வைக்கிறாங்க வைக்கும் போதே ரெண்டும் வந்து கூடி பிளட் எதுவுமே வெளியே வராத அளவுக்கு கால் வந்து சமமா இயல்பான நிலைக்கு இயல்பான நிலைக்கு அந்த கொள்ளையனுக்கு திரும்பிருச்சு அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்குண்டான மகத்துவம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி கொள்ளையன் வந்து சரண்டர் ஆயிடுறாரு சரண்டர் ஆயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா தூக்கு தூக்கு போறதுக்கோசம் தூக்கில் இடுறதுக்கோசரம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மூலிகையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாருன்னா தொண்டையில் வந்து அது முழுங்கி வச்சுக்கிறாரு இங்கே இந்த இடத்துல அவர் தூக்கில் போடும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணும்போது அவர் இறக்கவே இல்லை அவர் வந்து எப்படி இந்த சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க இவரை இவரை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க கொள்ளையின அப்போ டெஸ்ட் பண்ணும்போது கண்டே பிடிக்க முடியல லாஸ்ட்டாக வந்து அவரே ஒத்துக்கிறாரு இந்த மாதிரி மூலிகை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் தொண்டையில் அப்படின்னு சொல்லுவோம் அறுத்து பார்க்குறாங்க அப்புறம் தான் அதில் அதில் நிறைய வேர்கள் செடிகள் சஞ்சீவனி செடியெல்லாம் வச்சிருவோம் அது எடுத்த வாட்டி அதுக்கப்புறம் தூக்கிலிட்டு அந்த கொலையினோட முடிவு வந்து அந்த டைம்ல வருது இது பெரிய ஒரு வரலாறாக சொல்றாங்க கஞ்சமலையில இது உண்மையான ஒரு விஷயமா வந்து இங்க கருதப்படுது இந்த சஞ்சீவனி மூலிகை இது சுத்தி வந்து இருக்கிறது இந்த கஞ்சமலை வந்து சஞ்சீவனி மூலிகை வந்து நிறைய இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க நோய்கள் வந்து தீர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு மூலிகை அபூர்வ மூலிகை அபூர்வ மூலிகை இங்கே நிறையவே இருக்குங்க அதனால் இங்கே வந்துட்டு வழிபட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அது அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மலை மேலே போகிறாங்க சிவலிங்கம் சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கோசரம் அவங்க மேலே போய் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை போய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு விடிஞ்சு கீழே வராங்க அங்கே வைப்ரேஷன் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சம் வைப்ரேஷன் இருக்கு அமாவாசை அன்னைக்கும் போகிறாங்க அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்புங்க இங்கே வந்து வழிபடும் போது சித்தர்களாக வந்து நமக்கு ஆசிர்வதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து வழிபடுங்க இளம்பிள்ளை அருகில் சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துலதான் தான் இருக்கு இந்த கஞ்சமலை சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து இந்த சித்தர் கோயில வந்து வழிபடுங்க ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்